அன்பர்களுக்கெல்லாம் வார்னிங் எதிரிகளுக்கெல்லாம் வார்னிங் ரோட் வீரோ வாய்ஸ் டோனை கல்லூரி பார்வையில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ரோக் வீரோ வாய்ஸ் டவுனை நம்ம கழுகு பார்வையில் பார்க்க போகிறோம் டவுனை சுற்றி பார்க்க போகிறோம் எல்லோரும் பாருங்கள் இந்த பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு பறக்கிறதற்கான ஒன்று வேணும் அதாவது இந்த கழுகு பறவையில் பறக்க பார்க்கணுன்னா நம்ம பறந்து தான் பறக்க முடியும் அதற்காகவே நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அதாவது இந்த இருபத்தி படி பார்த்தோம்னா ஒன்று வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா அது தான் ஒரு ஹெலிகாப்டர் போலீஸ் ஸ்டேஷனில் ஹெலிகாப்டர் இருக்குது ஏரோப்ளேனும் இருக்குது ஆனால் அது அதை எடுக்கிறதுக்கு ஒரு டுட்டோரியல் போடுவோம் அதனால் இதை வந்து பை காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு மோடி ஏபிகே அப்படிங்கிறதுனால இதில் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா நம்பர்களே இதுதான் நம்மளுடைய சிட்டி ரோ ஹீரோ வாய்ஸ் டவுன் இந்த கேம் ஒரு போர் அடிக்காத ஒரு கேம் ஒரு சூப்பர் கேம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இடம் கடைசியில் இருக்கிற இடம் அதுலேருந்து நம்ம சிட்டிக்குள்ளே போக போகிறோம் நீங்கள் சிட்டியை பார்த்து ரசிங்க மியூசிக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வந்திருக்கோம் நம்ம சிட்டியோட எண்டுக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்திருக்கோம் தேங்க்யூ ஆல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ